எல்லாருக்குமே கஷ்டம் இருக்கு ஆனா எனக்கு வாழ்க்கையே கஷ்டமா இருக்கு நான் சிரிச்ச நாட்களை விட அழுத நாட்கள் தான் அதிகம் பயமா இருக்கு உண்மையா சந்தோஷப்பட முடியல உண்மையா சிரிக்க முடியல ரொம்ப நாள் ஆசை மனசை விட்டு சந்தோஷமா சிரிக்கணும் வெறும் ஆசையாவே போயிடுமோன்னு பயமா இருக்கு